அரசனுடைய கவனத்துக்கு முழுசாக இங்கே என்ன நடந்துச்சோ அது முழுசாக சொல்லியாச்சு காவல்துறையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க பிடிச்சா தான் நாங்கள் நம்புவோம் இல்லைன்னா ஒன்றாந்தேதி தேவ ஓட்டையை சந்திக்கிறது மாதிரி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவோம் என்ன மாதிரி போராட்டம் அது அது இப்போவே சொல்கிறதுக்கு விரும்பலை